ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we're Varna from Sirumugai Coimbatore district நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செல்ஃப் கலரில் இருக்கக்கூடிய பார்டர்லெஸ் பியூர் சில்க் சாரீஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய number six five nine sari number six five நைனுங்க கலர் கோல்டன் எல்லோ சாரியுடைய கலர் கோல்டன் எல்லோ சாரியில் வரக்கூடிய புட்டாஸ் அண்ட் பல்லு ஒர்க் ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் டெஸ்டட் ஜரியில் வருங்க ஜரியை பொறுத்த வரைக்கும் ஹஃபைன் ஜரி சில்க்கு பொறுத்த வரைக்கும் hundred percent pure silk warp weft ரெண்டு சைடுமே நம்ம வந்து பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில் நெசவ் பண்ணியிருக்கோம் சாரியுடைய length six point two metre அதில் body of sari five point five மீட்டரும் லென்த் ஆஃப் ப்ளவுஸ் உங்களுக்கு பாயிண்ட் செவன் மீட்டர் இருக்குங்க ப்ளவுஸ் வந்து பிளெயினாக இருக்கும் இன்னர் லேயர் உங்களுக்கு பிளெயினாக இருக்கும் with of the sari and blouse forty five point five inches above இருக்குங்க sari number double six zero six sixty இது வந்து pinkish orange double shade colour இதில் கோல்டு அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்டட் சரியில் புட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக இருக்குங்க பல்லுவில் ஃபுல்லாக கோல்டும் புட்டாஸ் மட்டும் உங்களுக்கு சில்வர் அண்டு கோல்டு ரெண்டுலேயும் ஆல்டர்னேட்டிவாக வரும் இந்த சாரீ கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடியதுங்க ஹேண்ட்லூம் மேட் பியூர் சில்க் சாரீங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் உங்களுக்கு சில்க் மார்க் டேக் வந்துடும் தாராளமாக நம்மக்கிட்ட நீங்கள் சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயோ அல்லது லேப்லேயோ கூட இந்த சாரீ பியூரா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் வார்ப்பு விஃப்ட் ரெண்டு சைடு இருக்கக்கூடிய த்ரெட் எடுத்து செக் பண்ணி பாருங்க sari number double six one colour navy blue இதுவுமே கோல்டு அண்ட் சில்வர் டெஸ்டட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க சாரியுடைய price six thousand two hundred with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு இந்த சாரீஸ் கிடைக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த ஒரு சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலுமே அது சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிற அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ப்ரீபேமெண்ட்லேயும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரியிலையும் புக் பண்ணிக்கலாம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க ப்ரீபேமெண்ட்டில் நீங்கள் புக் பண்ணும்போது எந்தவித லிமிடேஷன்ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸோ கிடையாதுங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாம் Google Pay PhonePe Paytm account transfer இந்த நாலு ஆப்ஷன் இருக்குங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் அதாவது transaction ID or UTR number or reference number இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா மட்டும்தான் எங்களால் ஈஸியாக கிராஸ் செக் பண்ண முடியுங்க sari number double six two இது வந்து க்ரீன் அண்ட் மஸ்டர்ட் எல்லோ இந்த ரெண்டு கலர் மிக்சிங்கில் இருக்குங்க இதுலேயும் கோல்ட் அண்ட் சில்வர் டெஸ்டட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக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 பிளாக் மிக்ஸ் ஆகிருக்குங்க கோல்டு அண்டு சில்வர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருங்க ஸோ பர்பிளோட பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டார்க்கராக தெரியும் sari number double six seven colour dark green colour இதுலேயும் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரியில் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க இந்த சாரீஸை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க nine zero four three eight zero nine five six two இதுதான் வாட்ஸ்அப் புக்கிங் நம்பர் இந்த நம்பருக்கு நீங்கள் சாரீ கோடு சென்ட் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த சாரீ வேணும்னா மட்டுமே புக் பண்ண சொல்லுங்கள் புக் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை கேளுங்க நம்ம சென்ட் பண்ணி தரோம் நீங்கள் இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரினாலுமே நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்லேயுமே சாரியோடைய ப்ரைஸ் என்னவோ அது நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணுங்க இதுவே இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்காக இருந்ததுன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டுட்டு அதையும் சேர்த்து நீங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரியோடைய நம்பர் டபுள் சிக்ஸ் எயிட்டுங்க சாரியோடைய கலர் எல்லோ கலர் இது மேங்கோ எல்லோவில் இருக்குங்க sari number double six nine இதோடைய கலர் ரேடியம் க்ரீன் கலரில் வருங்க ஸோ இந்த ரேடியம் க்ரீன் கலர்லேயே லைட்டு எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும் கோல்டு அண்டு சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க சில சாரீஸில் டசில்ஸ் போடலைங்க நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம டசில்ஸ் போட்டு சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுவே கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டசில்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க next sari sari number six seven zero இது பீகாக் ப்ளூ கலரில் இருக்குங்க கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக பாடி ஃபுல்லாகவே வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே செல்ஃப் கலரில் இருக்கக்கூடிய பார்டர்லெஸ் சாஃப்ட் சில்க் சாரீஸுங்க எல்லாமே பியூர் சில்க் சாரீங்க sari number six seven one சாரியுடைய colour ink blue colour gold and silver ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருதுங்க யூஸ்வலாக நம்ம சேனலில் த்ரீ டைமிங்ஸில் வந்து நம்ம வீடியோ போட்டுட்ருந்தோங்க eleven o'clock two thirty and five o'clock இப்போ ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் morning eleven o'clock and afternoon three thirty பிஎம்க்கு ரெண்டு அப்டேட் மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்குங்க அந்த ரெண்டு அப்டேட்லேயுமே நம்ம போடக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோங்க sari number six seven two colour purple colour gold and silver ரெண்டு டெஸ்ட் சரிலையும் புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வரப்போகுதுங்க பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்டர்னேட்டிவாக ஃபுல்லாகவே இருக்குது next sari sari number six seven three நம்மக்கிட்ட என்ன கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா பியூர் சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க அதிகமாக இருக்கும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமான ப்ரைஸ் ரேஞ்சஸில் பியூர் சில்கில் வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் ஷாப்பில் நேரில் வந்து பார்த்தாலுமே நம்மக்கிட்ட பியூர் சில்கில் தாங்க வெரைட்டிஸ் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமான ரேஞ்சஸில் இருக்குங்க அதுக்கு குறைவாக பார்த்துட்டிங்கன்னா காட்டனில் ரொம்ப லெஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது நேவி ப்ளூ சாரியுடைய colour number six seven three இது six seven four colour copper sulphate blue gold and silver ரெண்டு டெஸ்ட் ரிசரிலையுமே புட்டாஸ் ஆல்டர்னேட்டிவாக வருங்க ஸோ பியூர் சில்க்கு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கக்கூடிய சாரீ வேணும் அப்படிங்கிறவங்க ஒரிஜினல் பியூர் சில்க் வேணும் கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கிறது தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம ஆன்லைனில் அதாவது யூடியூப் வீடியோஸோ அல்லது குரூப் அப்டேட்டோ பார்த்தும் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை நேரில் பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நேரில் சிறுமுகைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சிறுமுகையிலேயே தாங்க இருக்குது மற்ற குவாலிட்டிஸ் மற்ற அவைலபிலிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா காட்டனில் வெரி லெஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க இருக்குது மற்றபடி பாலிஸ்டரோ அல்லது வேறு எந்த மிக்சடு ஐட்டமும் நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லைங்க ஒன்லி பியூர் சில்க் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க ஒவ்வொரு சாரியுமே உங்களுக்கு இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தாங்க வருது இது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்ணங்கிற நேம் வரும் அண்ட் எந்த பிளேஸ்லேருந்து நமக்கு அதை ப்ரொவைட் பண்ணாங்கங்கிறதும் வருங்க thank you Thank you for watching.